முத்து சீம தல வணங்கும் முக்குளத்து சிங்க நீங்க வந்தா வீராதி வீரனுக்கும் சூராதி சூரனுக்கும் தொடரடுங்கும் நீங்க கோபம் கொண்டா மாசற்ற மாணிக்கமே மானமுள்ள பரம்பரையே நாளெல்லாம் உங்க புகழ பாடுறோம் உங்களால நாங்க இப்போ வாடுறோம் தென்னாடு கிடுகிடுக்கும் தெற்கு சீம தல வணங்கும் முக்குளத்து சிங்க நீங்க வந்தா சூராதி தீரனுக்கும் சூராதி சூரனுக்கும் தொடநடுங்கும் நீங்க கோபம் கொள்ள முடியுமா பிறந்தாலும் கொள்கையோடு இருக்க முடியுமா ஊருக்காக உங்களை போல் உழைக்க முடியுமா உறுதியோடு தடை உடைத்து ஜெயிக்க முடியுமா உங்களை போல் இன்னொருத்தர் பிறக்க முடியுமா பிறந்தாலும் கொள்கையோடு இருக்க முடியுமா ஊருக்காக உங்களை போல் உழைக்க முடியுமா உறுதியோடு தடை உடைத்து ஜெயிக்க முடியுமா முக்குளத்து சிங்க நீங்க வந்தா வீராதி வீரனுக்கும் சூராதி சூரனுக்கும் தொடநடுங்கும் நீங்க கோபம் கொண்டா எதிர்த்து யாரும் இங்கே பேச முடியுமா ஒத்த குத்தம் உன் மேல சொல்ல